மற்றும் C++ இல் nested if மற்றும் switch statements குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு. இதில் nested if statement மற்றும் switch statement ஐ பயன்படுத்துவதை கற்போம். சில உதாரணங்களின் உதவியுடன் இதை செய்யலாம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் version 11.10 GCC மற்றும் G compiler version 461 முதலில் nested if மற்றும் ஸ்விட்ச் statement ஐ உதாரணங்களுடன் எழுதுவதை கற்போம் புரோகிராம் ஐ ஏற்கனவே எழுதியுள்ளேன் அதை காண்போம் இந்த புரோகிராம் ல் integer ன் வீச்சை சோதிக்க கற்போம் நம் ஃபைல் பெயர் nested-if.c ifசி என்பதை கவனிக்க இப்போது கோடு ஐ விவரிக்கிறேன் இது நம் ஹெடர் ஃபைல் இது நம் மெயின் ஃபங்ஷன் மெயின் functionனுள் இரு இன்டிஜர் variableகள் எக்ஸ் மற்றும் y ஐ டிக்ளேர் செய்துள்ளோம் இங்கே 0 இருந்து 39 க்குள் ஒரு எண்ணை உள்ளிட சொல்லி பயனரை கேட்போம் y இன் மதிப்பை உள்ளீடாக பயனரிடமிருந்து பெறுவோம் இது நம் if கண்டிஷன் இங்கே y by 10 ஆனது 0 க்கு சமமா என சோதிப்போம் கண்டிஷன் உண்மையெனில் அச்சடிப்பது you have entered the number in the range of 0 to 9 இது else if கண்டிஷன் இங்கே y by 10 ஆனது 1க்கு சமமா என சோதிப்போம். கண்டிஷன் உண்மையெனில் அச்சடிப்பது you have entered the number in the range of 10 to 19. இந்த else if கண்டிஷனில் அந்த எண் 20 இல் இருந்து 29 க்குள் இருக்கிறதா என சோதிப்போம். இங்கே அந்த எண் 30 இல் இருந்து 39 க்குள் இருக்கிறதா என பார்ப்போம். இது நம் else கண்டிஷன். மேற்சொன்ன அனைத்து conditionகளும் எனில் அச்சடிப்பது நம்பர் நாட் இன் ரங்கே இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது புரோகிராம் ஐ இயக்குவோம் Ctrl Alt T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும் இயக்க எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் nested ifசி space hyphen o space nested enter செய்க எழுதுக டாட் ஸ்லாஷ் நெஸ்டட் Enter செய்க. பார்ப்பது Enter a number between 0 to 39. 12 ஐ தருகிறேன். காட்டும் வெளியீடு You have entered the number in the range of 10 to 19. மற்றொரு எண்ணை தருவோம். மீண்டும் இயக்குவோம். மேலம்பு குறியை அழுத்தி Enter செய்க. இம்முறை 5 என தருகிறேன். காணும் வெளியீடு You have entered the number in the range of 0 to 9. இந்த கண்டிஷனின் இயக்கத்தை மற்றொரு வழியிலும் செய்யலாம் ஸ்விட்ச் statement ஐ பயன்படுத்துவதன் மூலம் இதை பார்க்கலாம் அதே புரோகிராம் ஐ ஸ்விட்ச் பயன்படுத்தி காண்போம் ஏற்கனவே புரோகிராம் ஐ திறந்து வைத்துள்ளேன் டெக்ஸ்ட் editor க்கு திரும்பி வருவோம் இதை முன் புரோகிராம் ல் விளக்கியுள்ளேன் எனவே ஸ்விட்ச் statements க்கு செல்கிறேன் இங்கே உள்ளீடு அதாவது y ஐ 10 ஆல் வகுப்போம் முடிவு வேரியபிள் x இல் சேமிக்கப்படுகிறது அதாவது ஈவு x இல் சேமிக்கப்படும் ஈவு கொண்டு அந்த எண்ணின் வீச்சை கண்டறியலாம் இங்கே சோதிக்கப்பட வேண்டிய வேரியபிள் x என ஸ்விட்ச் கமாண்ட் க்கு சொல்கிறோம் இது கேஸ் 0 கேஸ் 0 பூர்த்தியடைகிறது எனில் அச்சடிப்பது you have entered the number in the range of 0 to 9 case பூர்த்தியடைகிறது எனில் லூப் ஐ விட்டு வெளியேற பிரேக்கை ஐ சேர்க்கிறோம் ஒவ்வொரு முறையும் லூப் ஐ பிரேக் செய்ய வேண்டும் ஏனெனில் ஒரே நேரத்தில் ஒரு கண்டிஷன் மட்டுமே உண்மையாக இருக்கும் இது கேஸ் 1 கேஸ் 1 என்பது x இன் மதிப்பு 1 எனில் அச்சடிப்பது you have entered the number in the range of 10 to 19 இது கேஸ் 2 இங்கு அச்சடிப்பது you have entered the number in the range of 20 to 29 இது கேஸ் 3. இங்கே அந்த எண் 30 இருந்து முப்பத்தி ஒன்பதுக்குள் இருக்கிறதா என சோதிக்கிறோம். இது டிஃபால்ட் கேஸ். மேலுள்ள எந்த கேஸும் பூர்த்தியடையவில்லை எனில் என்ன செய்ய வேண்டும் என டிஃபால்ட் கேஸ் குறிப்பிடுகிறது. இங்கே வீச்சில் இல்லாத எண்ணை அச்சடிப்போம். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். புரோகிராமை இயக்குவோம். டெர்மினலுக்கு வருவோம். எழுதுக GCC space switch.c space hyphen o space switch enter செய்க எழுதுக டாட் ஸ்லாஷ் switch enter செய்க enter a number between 0 to 39 35 ஐ கொடுக்கிறேன் காட்டப்படும் வெளியீடு you have entered the number in the range of 30 to 39 இப்போது புரோகிராம் ஐ C++ இல் இயக்குவதை காணலாம் டெக்ஸ்ட் எடிட்டர் க்கு வருவோம் நம் ஃபைல் பெயர் nested-if.cpp என்பதை கவனிக்க இங்கே லாஜிக் மற்றும் செயல்படுத்துதல் ஒன்றே இது போன்ற சிறு மாற்றங்கள் உள்ளன ஹெடர் ஃபைல் stdio.h இருந்த இடத்தில் அயோஸ்ட்ரீம் இங்கே யூசிங் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்த்துள்ளோம் யூசிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடி பிரின்ட்ஃப் மற்றும் ஸ்கான்ஃப் இருந்த இடத்தில் கவுட் மற்றும் சின் பங்ஷன் மீதி கோட் நம் C புரோகிராம் போலவே உள்ளதை காணலாம் கோடை இயக்கலாம் டெர்மினலுக்கு வருவோம் எழுதுக g space nested hyphen if dot CPP space o space nested one enter செய்க எழுதுக dot slash nested one enter செய்க Enter a number between 0 and 39. 40 ஐ தருகிறேன் காணும் வெளியீடு நம்பர் not in range இப்போது C++ ல் ஸ்விட்ச் புரோகிராம் வருவோம் டெக்ஸ்ட் எடிட்டருக்கு வருவோம் இங்கேயும் லாஜிக் மற்றும் செயல்படுத்துதல் ஒன்றே ஹெடர் ஃபைல் அயோஸ்ட்ரீம் என காண்கிறோம் இங்கே யூசிங் ஸ்டேட்மெண்ட் உள்ளது கவுட் மற்றும் சின் பங்ஷன் ஐ மாற்றியுள்ளோம் மீதி கோட் நம் switchசி புரோகிராம் போன்றதே இயக்குவோம் டெர்மினலுக்கு வருவோம் எழுதுக g space switch.cpp space hyphen o space switch1 enter செய்க எழுதுக switch1 என்டர் செய்க Enter a number between 0 and 39 25 ஐ தருகிறேன் காணும் வெளியீடு You have entered the number in the range of 20 to 29. இப்போது நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம் ஸ்விட்ச் மற்றும் nested if statement ஐ ஒப்பிட்டு பார்ப்போம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் expression ன் முடிவின்படி மதிப்பிடப்படுகிறது எக்ஸ்பிரஷனின் ன் முடிவு உண்மையாக இருந்தால் மட்டுமே nested if ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது switch ல் வேரியபிள் ன் பல மதிப்புகளை caseகளாக பயன்படுத்துகிறோம் nested if ல் வேரியபிள் ன் ஒவ்வொரு மதிப்புக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுத வேண்டும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இன்டிஜர் மதிப்புகளை மட்டும் சோதிக்கிறது நெஸ்டட் if இன்டிஜர் மற்றும் பின்ன மதிப்புகளையும் சோதிக்கும் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது நெஸ்டட் if ஸ்டேட்மெண்ட் உதாரணமாக else if y10 equals to 0 ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் உதாரணமாக ஸ்விட்ச் எக்ஸ் நெஸ்டட் இஃப் மற்றும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் பயிற்சியாக ஊழியரின் வயது 20 இருந்து 60 க்குள் இருக்கிறதா என சோதிக்க ஒரு புரோகிராம் எழுதுக இந்த தொடுப்பில் உள்ள வீடியோவை காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணுங்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல் பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும் contact at spoken hyphen tutorial dot ORG spoken tutorial பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro ஸ்லாஷ் இன்ட்ரோ தமிழாக்கம் பிரியா நன்றி